வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஃபிஃப்டீன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு நல்ல ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு thirty five thousand ninety nine hundred இந்த ரேஞ்சில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸ் வரும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு கரண்ட்டில் பை கால் இருந்தால் நமக்கு கால் ஜென்ரேட் ஆச்சுன்னா புதுசாக கால் வரையில் செல் கால் தான் வந்து வரும் ஸோ நம்ம இப்போ செல்லிங்குரிய ப்ரிப்ரேஷன் ஆகிக்கலாம் ஏன்னா கரண்ட்டில் வந்து பை கால் வந்தபடி ப்ரீவியஸ் டே ஆன ஃப்ரைடே வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு ஸோ செல் கால் வந்துருச்சு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு thirty five thousand one twenty seven point நைன்ட்டியில் செல் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம ஃப்யூச்சரில் ஒரு லாட் செல் பண்ணலாம் இல்லை புட் ஆப்ஷனில் ஒரு லாட் பை பண்ணுறதுனாலும் பண்ணிடலாம் கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன் இதில் ஃபஸ்ட் ஆர்ட் நமக்கு ஷோ பண்ணுறது பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி வந்து ஷோ பண்ணுது so thirty five thousand one twenty செவனில் வந்தது thirty five thousand forty reach out ஆதான்றது தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணலாம் ஆட்டோ ட்ரேடிங்கும் நம்மளால் பண்ணிக்க முடியும் ஸோ நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்கன்னா வித்தின் ஒன் மினிட் ஒரு ஒன் மினிட்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வரைக்கும் ரீச் அவுட் வந்து கொடுக்குது ஸோ நமக்கு மார்க்கெட்னுடைய மூமெண்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு கால் கிடச்சிருக்கு அப்படின்றதுனால நல்ல ஒரு ஸ்பீடான மூமெண்ட்டில் நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது ஃபஸ்ட் டாரட்டை ரொம்ப ஈஸியாகவே பார்த்திங்க அப்படின்னா ரீச் அவுட் கொடுத்துருக்கு பட் நம்ம ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதான்றதையும் பார்த்துடலாம் ஸோ ஒன் மினிட் மூமெண்ட்டே நமக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் மார்க்கெட் வந்து எந்த சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கேண்டிலினுடைய லோ பார்த்திங்கன்னா thirty five thousand forty so நமக்கு ஃபஸ்ட் ஆரட்டும் அதே பாயிண்ட்டு தான் thirty five thousand forty so இப்போ நமக்கு செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா நல்லா டவுன் சைடில் இறங்கிட்டு செ ஃபஸ்ட் ஆரட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் இறங்கியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் செல் கால் ஜென்ரேட்டரான ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரீஸ் கால் பை கால் அது ஒரு மார்க்கெட் முடிய போகிற நேரம் த்ரீ டுவெண்ட்டிக்கு வந்தபடி ஃபினிஷ் ஆகிருக்கு அதுக்கும் ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா thirty five thousand nine twenty நைனில் வந்தது ஃபஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டீனுக்கு வந்து செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு thirty five thousand nine twenty நைனில் செல் பண்ணலான்ட்டு அது ஒரு டென் மினிட்ஸ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா போயிருக்கு ஸோ அது டூ ஃபிஃப்டீனுக்கு வந்துட்டு டூ டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு அதுக்கும் ப்ரேஸ் கால் பார்த்தீங்கன்னா பைக்கால் ஸோ இதில் கால்ஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் வந்து ஜென்ரேட் பண்ணோம் ஸோ அந்த ப்ரேஸ் கால் பார்த்தீங்கன்னா buy call thirty five nine seventy நைனில் வந்தது thirty six thousand sixty range வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ கால்ஸ் வந்து இந்த மாதிரி நமக்கு மாற்றி மாற்றி வரும் செல் கால்னால் பை கால் பை கால்னால் அடுத்த கால் வந்தால் செல் கால் ஸோ நம்ம கால்ஸ் அடுத்து என்ன வருன்றது ப்ரிப்பேர் ஆகி ரெடியாகவே இருந்துக்கலாம் மார்க்கெட் ஏறும்போது பை கால் ஆகும் இறங்கும்போது செல் கால் ஆகும் நமக்கு வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ அப்படி நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனான ஒரு ஒன் மினிட்லேயே செல் கால் வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணதை பார்த்தோம் ஜஸ்ட் அதுக்கப்புறமும் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு டவுன்லேயே தான் இறங்குச்சு செகண்ட் டாரட்லாம் பார்த்திங்கன்னா தேர்ட் கேண்டிலில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கும் கீழே வந்துருச்சு ஸோ தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஒரு சப்போர்ட்டிவ் ரேஞ்ச் அதையே வந்து ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் போயிட்டுருக்கு ஸோ ஃப்யூச்சர் பார்த்துட்டோம் நம்ம ஆப்ஷன்லேயும் பார்த்துடலாம் ஒரு புட் ஆப்ஷன் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் புட் ஆப்ஷனில் பை கால் வந்து எப்படி ஜெனரேட் ஆயிருக்குன்ட்டு நமக்கும் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரீமியமில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா Bank Nifty weekly put option thirty five thousand five hundred put option so put ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் வந்திருக்கு சிக்ஸ் சிக்ஸ்டியில் ஆக்சுவலி பைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கு வந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு செவன் எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேரக்ட் புட் ஆப்ஷன்லையும் பை கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆனது மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு நீங்கள் டேரெக்டாகவும் ஆப்ஷனில் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் அவுட் ஆஃப் த மணி இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் பை கால் வரும்போது என்ட்ரி எடுத்துகிட்டு அதில் டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மணி ஆப்ஷன்றது கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும் கால்ஸும் வந்து நல்லா அக்யூரேட்டாக ஜென்ரேட் ஆகும் அதனால் நாங்கள் எப்பயுமே ரெஃபர் பண்ணுறது வந்து இந்த மணி ஆப்ஷன் தான் ரெஃபர் பண்ணுறோம் நமக்கு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் செல் கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா தொடர்ந்து டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு டவுன் சைடில் இறங்கினது பார்த்திங்கன்னா ஃபுல் டவுன் தான் so thirty five thousand break out பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் இறங்கிக்கிட்டு டவுன் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு thirty four thousand hundred and range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டவுனில் இறங்குச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் பார்த்தீங்கன்னா கால் வந்து ஜெனரேட் ஆச்சு அது வரைக்கும் ஃபுல்லாகவே மார்க்கெட் டவுன் சைடில் இருந்துச்சு பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் வந்தனால கேண்டிலுடைய கலர் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகிட்டு thirty four thousand three nought நைனில் பை பண்ணலாம் அப்படின்னு வந்துச்சு ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty four thousand three eighty four point eighty அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ நைன்ட்டி ஃபோரில் வந்து so thirty four thousand three ninety four வந்திருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நிறைய actually ups and downs ups and downs வந்துச்சு பட் ஃபைனலாக ஒரு ஒன் சைடாக மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அது பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டீன் தான் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சு அது வரைக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இறங்கினாலும் எந்த சைடுமே மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணவே இல்லை ஒரு டூ ஃபிஃப்டீனுக்கு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆச்சு அதில் ஃபஸ்ட் டாரட் அதுக்கப்புறம் டூ டுவெண்ட்டிக்கு செகண்ட் டாரட் மார்க்கெட் இப்போ த்ரீ ஓ கிளாக் கிட்டக்க பார்த்தீங்கன்னா thirty four thousand four sixty ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு இந்த மாதிரி தான் அந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தருது பை பண்ணலான்னா க்ரீன் கலர் செல் பண்ணலான்னா ரெட் கலர்ன்ற மாதிரி ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்ம இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் பார்க்கும்போதே கேண்டில் கலர் வச்சு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் க்ரீன் கலரில் இருந்தால் பை ட்ரெண்ட் ரெட் கலரில் இருந்தால் செல் ட்ரெண்ட் என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலான்றதுக்கு பை அட் செல்லட்டுன்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வருது டார்கெட் ஒன் என்ன டூ என்ன ஸ்டாப்லாஸ் என்ன ஒரு டார்கெட்னு எய்ம் பண்ணால் எங்கே எய்ம் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ்னால் எங்கே வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் நார்மல் கேண்டில்ஸ் ரன் ஆகிற மாதிரியே இருக்கும் பட் நமக்கு இதில் கால்ஸும் சேர்த்து வந்து கிடச்சிரும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க தான் போகிறீங்க பார்க்கும்போதே அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்க தேங்க்யூ